என்ன ஜாஜி மாமா நல்லா இருக்கீங்களா வாடா வாடா அப்போ குட்டி நல்லா இருக்கேன்டா என்னடா ரொம்ப நாளாக உடனே ஆளை காணும் ஆடா வாங்க மாமா அதான் கொரோனான்னு சொல்லி எங்கேயும் போகக்கூடாது வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க ஆமாம் இது என்னது என்னத்தையும் போட்டு விட்டா கூப்பிட்டு வெட்டிக்கிட்டு கிடக்குறியா இல்லைடா இது நம்ம அந்த வெற்றிப்படிகள் நற்றினியின் வெற்றிப்படிகளுக்கு மாணவர்கள்ட்ட எல்லாம் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி அனுப்பியிருந்தாங்கள்ல அந்த தபாலில் இப்போ அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது அதுகளை தான் எடுத்து பிரித்து பார்த்து அதெல்லாம் எடுத்து ஸ்கேன் பண்ணி நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஓ அப்படியா அதெல்லாம் வருதா தபாலில் ஆமாடா ஏற்கனவே நம்ம அந்த இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதில் ஒரிஜினல்லாம் வந்து அனுப்புகிறாங்க இவர் அடாடாடாடா என்ன அழகாக அனுப்பியிருக்கிறாங்க வர்ற அந்த குழந்தைகள்லாம் ஆஹா சூப்பராக இருக்குமாமா நல்லா வரைஞ்சிருக்கிறாங்களே ஆமாடா இந்த மாதிரி மாணவர்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெற்றி பிடிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ கொரோனானு எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சும்மா உட்காந்துக்கிட்டு இதையே திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே படா கொரோனா வரும் கொரோனா வரும்னு அதே பார்த்துக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு இந்த நட்டினையின் வெற்றி பிடிகள் அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் சரி அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு என்னமோ பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறேன் பரிசு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னீங்களே ஏதாவது கொடுத்தீங்களா ஆமாடா இதில் வந்து பாராட்டு சான்றிதழ்கள்லாம் இந்த மாதிரி அனுப்பக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இதில் இப்போ புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறோம்டா அப்படியா மறுபடியும் புதுசாக பண்ண போறீங்களா என்ன பண்ணுறியா அதாவது இப்போ மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் அது வழங்குறது அது வழக்கம் போல் எப்போவுமே கொடுத்துட்டு அது இல்லாமல் மாணவர்களுடைய வங்கி கணக்கில் அவங்களுடைய சிறு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த மாதிரி பங்கு பெறக்கூடிய ஒவ்வொரு பதிவுக்கும் நம்ம நட்டினை அறக்கட்டளையிலிருந்து ஒரு தொகையை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்டா ஆடாடாடாடா பணம் கொடுக்க போறீங்களா சூப்பர் மாமா ஆமாடா அதாவது பணம்னா நம்ம வந்து அள்ளி கொடுக்க போகல கொஞ்சம் கிள்ளி கிள்ளி தான் கொடுப்போம்னு வச்சுக்க இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சேரும்போது மாணவர்களுக்கு அது ஒரு தொகையாக இருக்கும் அதனால் மாணவர்கள்ட்ட இந்த பழக்கத்தை ஊக்குவிக்கணும் இந்த சிறு சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா என்ன முடிவு பண்ணலையா இல்லைடா இல்லைடா நம்ம நற்றினை இணையதளத்தில் அதுக்கான வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அது ரெடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க அதில் வந்து மாணவர்கள் தங்களுடைய வங்கி கணக்கை அதில் வந்து அவங்க பதிவு பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு பதிவுக்கும் ஏற்ற மாதிரி இப்போ ஒரு நல்ல படமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டை கொடுக்குறது கொஞ்சம் படம் சுமாராக இருந்துச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை கொடுக்குறது இந்த மாதிரி ஏதோ ஒரு தொகையை கொடுக்கலாம் கொடுத்து அவங்கள ஒரு ஊக்குவிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறோம்ல ஓஹோ இப்போ இந்த பேசுகிறது எழுதுறது அதுக்கெல்லாம் அதுக்கு அதே மாதிரி தாண்டா இப்போ பேசிய காணொலியாக பதிவு பண்ணி அனுப்புகிறான்னு வச்சுக்க அந்த இதுக்கு நம்ம ஒரு தொகையை கொடுக்குறது அப்புறம் அந்த மாதிரி கட்டுரைகளுக்கும் கொடுக்குறது மாதிரி எல்லாத்துக்குமே மாணவர்கள் இதில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ அவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு தொகையை அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் இது இப்போ உடனடியாக வேலை நடக்குமான்னு தெரியலை ஏன்னா இப்போ இந்த கொரோனா பீரியட்னு சொல்லி போட்டு இந்த இணையதளத்தை எல்லாம் அப்லோட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்க இருந்தாலும் எல்லாம் இங்கே பாரு இங்கே பாரு இது தாண்டா சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மாணவர்களுக்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இந்த மாதிரி அவங்க பேரெல்லாம் எழுதி இதையெல்லாம் ஒரு கவரில் போட்டு அந்தந்த ஆசிரியர்களுக்கு அனுப்பிட்டோம் அந்த ஆசிரியர்களாக என்ன பண்ணுறாங்க அதை வாங்கி அந்த மாணவர்களுக்கு அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இந்த பாரு இந்த கவரில் போட்டுட்டேன் இவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறோம் இந்த ஏன்னா இப்போ மொத்தமாக போட்டு ஒரு ஆசிரியருக்கு அனுப்பிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க வாங்கி அங்கே இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க அதனால் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இதில் நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லி இந்த பார் இந்த ஆசிரியர் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய முதலைப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு பள்ளியில் வேலை பார்க்கக்கூடிய ஆசிரியர் இவர் என்ன பண்ணார் இவருக்கு அனுப்பிச்ச அந்த நம்மளுடைய பாராட்டு சான்றிதழ்களை மாணவர்களை பார்த்து நேரில் பார்த்து கொடுத்துருக்குறாரு ஓ இப்படிப்பட்ட ஆசிரியர்களாக இருக்கிறாங்களா ஆச்சரியமாக இருக்க மாமா இருக்கிறாங்கடா நல்லவங்களும் இருக்கிறாங்க அவங்களாம் வெளியில் தெரியாமல் இருக்காங்க இருந்தாலும் எல்லாருக்கும் அப்படி தான் ஆசை என்ன பண்ணுறது இப்போ இந்த கொரோனா வந்துட்டதுனால வெளியில் போக முடியல இருந்தாலும் அதையும் ஒரு இதுவாக எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணியிருக்கிறாங்க சரி நீ என்ன பண்ணு உன் நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லி சும்மா கொரோனான்னு பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதே பண்ணிக்கிட்டு இருக்காமல் எப்படி இருந்தாலும் கொரோனா அது எப்போ போகும் என்னங்கிறது தெரியலை அது வடுக்க போகிறப்ப போயிட்டு போகுது நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பயனுள்ள வேலையை நம்ம செய்யணும் அதனால் உன்னால் எழுத முடிஞ்சிச்சுன்னா எதாவது கட்டுரைகள்லாம் எழுதி அனுப்புங்க இல்லை ஓவியங்கள் வரைய முடியுதுன்னா வரைஞ்சி அனுப்புங்க இல்லை நல்லா நல்லா பேச முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா நல்லா பேசி ஒரு காணொலி பதிவாக செஞ்சு நமக்கு அனுப்பி என்ன எல்லாருக்குமே இந்த பாராட்டு சான்றிதழ்லாம் திருப்பி அனுப்பி வைக்கிறோம் அதோட இந்த வங்கி கணக்கில் தொகையும் கொடுக்குறோம் அது எவ்வளவு தொகை என்ன ஏதுங்கிறத அதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு சொல்லுவோம் இப்போதைக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டுருங்க சரி இப்போ இனிமேல் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பீங்களா இல்லை ஏற்கனவே பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்களா எல்லாருக்குமேடா அப்புறம் பண்ணவெல்லாம் முன்ன பாவம் ஏமாந்து போயிடுவாங்கல்ல அதனால் இது வரைக்கும் யார் யாரும் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த தொகையும் வந்து சேரும் இனிமேல் பண்ணுறவங்களுக்கும் அந்த மாதிரியான தொகையும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் இதெல்லாம் இதை பற்றி அறிவிப்பெல்லாம் பின்னாடி வரும்னு வச்சுக்க இப்போதைக்கு என்ன ஒன்று நம்ம செய்ய வேண்டியது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல அது மாதிரி நீங்கள் பாட்டு உங்கள் கடமை என்ன இதுக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உங்களுக்கான பலன் அது பாட்டுக்கு வந்து சேரும் சரி ரொம்ப டைம் ஆச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் கிளம்பு கிளம்பு போய் வேலையை பாரு சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணு சரி மாமா நான் கிளம்புறேன் மாமா நீங்கள் விட்டால் பேசிக்கிட்டே இருப்பீங்க சரி நான் வரட்டா சரிப்பா பார்த்து நான் போயிட்டு வா